ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா சிவிஎஸ் ஃபார் ஃபார்மசியில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு சில மெடிசன் வாங்குறதுக்கு இந்த சிவிஎஸ்ன்றது இதில் இருக்கிற மாதிரி சிவிஎஸ் ஃபார்மசின்றது இந்த சிவிஎஸ் ஃபார்மசி நம்ம யூஎஸில் வந்து இந்தியாவில் எப்படி அப்போலோ ஃபார்மசி இருக்கோ அதே மாதிரி யூஎஸில் இருந்து சிவிஎஸ் ஃபார்மசின்னு அதே மாதிரி பெரிய ஃபார்மசி யூஎஸில் தொடர்களே அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மசிங்கிறது வெறும் ஃபார்மசி மாதிரி இருக்காது சூப்பர் பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது சரியா காற்று எடுத்து தான் நம்ம ஷாப் பண்ணணும் அந்த மாதிரி அதே மாதிரி பில்டிங் செஷன் வந்து இப்படி தான் இருக்கு இங்கே வந்து ஒவ்வொரு மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தர மாட்டாங்க அதே மாதிரி சில மெடிசன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கே ஃபார்மசிக்குள்ளேயே ஃபோட்டோ ஸ்டூடியோ எல்லாமே இருக்கும் ஃபார்மசிக்குள்ளே சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஃபோட்டோ ஸ்டூடியோஸ் மாதிரி எல்லாமே இருக்கும் ஏடிஎம்ஸ் இருக்கும் ஃபார்மசிக்குள்ளேயே ஃபார்மசிங்கிறது தனியாக இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தர மாட்டாங்க அதே மாதிரி ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து இப்போ எங்கள் ஃபார்மசிக்கு கொடுக்குறோன்னா அவங்க அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க திருப்பி தர மாட்டாங்க அப்போ நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு மெடிசனோ டேப்லெட்டோ வேணும்னா நாம் வந்து அந்த ஃபார்மசிக்கு நம்ம டாக்டர்கிட்ட மறுபடியும் போயிட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணிவிட்டு செக்அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் தருவாங்க ஸோ அதெல்லாம் இருக்குது தேவையான மெடிசன்ஸோ இல்லை தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் மெயினாக ஃபார்மசிக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி ப்ரிவரேஜஸ் இருக்கும் ஃபார்மசிக்குள்ளே பிஸ்கெட்ஸ் இருக்கும் ஃபார்மசிக்குள்ளே ஈட் மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஈட்டபிள்ஸ் ஐட்டம்ஸ் நல்ல ஹெல்த்தியான ஈட்டபிள்ஸ் ஐட்டம்ஸ் தான் ஃபார்மசி என்றைக்குமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஃபுட் ஐட்டம்ஸ் தான் எனக்கு ஃபார்மசி எங்கள் தனியாக இருக்குது அங்கே வந்து நம்ம டாக்டர் ப்ரிஸ்கிரைப்டு பண்ண மெடிசன்ஸோ இதுவோ எடுக்கணும்னா ஒவ்வொரு தையும் நம்ம டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணும் இப்போ வந்து ஒரு ஜலதோஷத்துக்கு ஒரு டேப்லெட் வாங்கணும்னு வச்சுக்கோங்க இப்போ அனாசின் வாங்குறோம்னா அனாசின் மரம் டேப்லெட் வாங்குறோம்னா அனாசின் மரம் டேப்லெட்டை ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும் ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு இவங்க கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க மாத்திரையை கொடுத்துட்டு அந்த டாக்டரோட பேர் எல்லாமே நோட் பண்ணிப்பாங்க சிஸ்டத்தில் நோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பாருங்க ஃபார்மசி தனியாக இருக்குது பாருங்க ஃபார்மசிக்குள்ளேயே வந்து இன்னொரு பார்மசி தனியாக இருக்குது பாருங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அமெரிக்காலலாம் எப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு தலைவலி வருது ஒரு ஜலதோஷம் வருது வயிற்று வருதுன்னா நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் ப்ரிஸ்கிரைப் பண்ணிப்பீங்க ஒரு மெடிசன்ஸ் இந்த மெடிசன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபார்மசி கிட்ட வந்து கொடுக்கணும் ஃபார்மசிக்கு கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை ஒன் டைம் தான் நீங்கள் பயன்படுத்த முடியும் ஸோ ப்ரிஸ்கிரைப் மெடிசன்ஸுக்கு கொடுத்துட்டதுக்கப்புறம் அந்த ப்ரிஸ்கிரைப் மெடிசன்ஸ்க்கு இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க இன்சூரன்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து கேஷாக பே பண்ணி அதை வாங்க வேண்டியதான் ஒரு ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு இல்லை கேஷாக பே பண்ணி வாங்க வேண்டியதான் இன்சூரன்ஸ் இருக்குன்னா இன்சூரன்ஸ் நம்பரை நோட் பண்ணிவிட்டு எவ்வளோ டிடக்ஷன் போகிறது அந்த பாலிசி எவ்வளோ வேலிட்னு செக் பண்ணிவிட்டு பாலிசி நம்பருக்கு ஏதாவது மாதிரி டிடக்ஷன்ஸ் இப்போ eighty twenty percent copay twenty percent கோப்பேனா நீங்கள் இருபது பர்சன்ட் நூறு டாலர் ஆகுதுனா இருபது டாலர் உங்கள் கையில் கட்டுற மாதிரி இருக்கும் கட்டுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எண்பது டாலர் வந்து இன்சூரன்ஸில் போகும் இல்லை இன்சூரன்ஸ் இது வேலிட் இல்லை ஆர் இந்த மெடிக்கல் ஃபார்மசி அந்த இன்சூரன்ஸ் எடுக்கலன்னா நீங்கள் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக இன்சூரன்ஸ் கிட்ட நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அது சிக்ஸ்டி ஃபார்ட்டி அந்த மாதிரி கோப்பி இருக்கும் ஸோ இதெல்லாம் யூஎஸில் வந்து ஒரு ப்ரொசீஜர் நான் ஆரம்பத்தில் வரும்போது இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டேன் ஒரு சாதாரண வயிற்று வலிக்கு நான் ஆயிரத்தி ஐநூறு டாலர் கொடுத்தேன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வயிற்று வலி அதுக்கு நம்ம இந்தியாவில் ஆப்ரேஷனே பண்ணிடலாம் ஆயிரத்தி ஐநூறு டாலருக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது பாரு ஃபார்மசின்றது தனி செக்ஷனாக இருக்கும் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் till then focus facts with Aravind சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்